ఉన్నాదా ఇందుకేరనా నీ ఇందుకేర్రా ఇందుకేర్రా நீ இந்துக்காரெல்லாம் வேலை செய்கிறேன் நீ இப்படி குடுகுடு பாட்டிட்டு போ நம்மளாம் இறந்துட்டு போன நாம் அப்படி தான் போக போகிறோம் நீ எல்லாம் இப்படி குடுகுடு பாட்டுற வரைக்கும் அவன் வேலை செய்வேன் இங்கே இருக்கல இறந்துட்டு போ உன்ன மாதிரி ஆளு தான் காரணம் நான் சொல்லுவேன் உனக்கு பாவம் போட்டால் பிடிச்சிக்கும் நான் அவங்களுக்கு எங்களுக்கு என்ன எல்லாம் தான் வேணும் நீ நீ இந்த நாட்டு இந்த நாட்டில் பிறந்தவன் தானே ஏன் பிச்சை எடுக்கிற கேவலமா இல்லையா அவன் வந்து பாடுபடுறான் நீங்க ஓயா உழைச்சு பாடுபடியா இந்திக்காரன் பொழைச்சிட்டு இருக்கிறான்னா அப்புறம் வந்து அவன் பேசுறீங்க இந்திக்காரன் பொழைக்கிறான் பொழைக்கிறான் இங்கே இப்போ பிடிக்கிறதாச்சு அவனுக்கு தான் சொல்றது நீ பிச்சை எடுக்காத முதல்ல நீ பிச்சை எடுத்து எனக்கு கேவலமா இருக்குது உன்ற தொழில் பிச்சை எடுக்கிறனா அப்படித்தான் நாங்கள் பேசுவோம் அப்படித்தான் நான் பேசுவேன் ஆறு மாதம் ஆடு மாதம் காடு இருக்க உனக்காரு உழைக்கிறவன்லாம் இழிச்சு வாங்கினா உனக்கு போடுறவனா அப்போல்லாம் உனக்கு ரோசம் வரக்கூடாது ஏன் ரோசம் வருது பிச்சை எடுக்கிறவன் எதுக்குமே ரோசப்படக்கூடாது